காதலித்து திருமணம் செய்து கொண்ட சமந்தா நாகசேதன்யா ஆகிய இருவரும் விவாகரத்து செய்யப்போவதாக அறிவித்த போதிலும் தங்களது பிரிவுக்கான காரணத்தை அவர்கள் வெளியிடவில்லை அதனால் சோசியல் மீடியாவில் அவர்களின் பிரிவு குறித்து பல்வேறு விதமாக வதந்திகள் பரவிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக சமந்தாவின் காஸ்டியூமர் பிரித்தம் ஜுகல்கர் என்பவருடனும் சமந்தாவை இணைத்து செய்திகள் பரவின அதையடுத்து அதை சமந்தா மறுத்ததோடு பிரித்தமும் சமந்தா எனது சகோதரி போன்றவர் என்று பதில் கொடுத்தார் இந்த நிலையில் சர்ச்சை நடிகை சேரட்டி அளித்த ஒரு பேட்டியில் சமந்தா பிரீத்தமிற்கு இடையிலான நட்பு காரணமாக கண்டிப்பாக சமந்தா விவகாரத்து செய்ய வாய்ப்பே இல்லை என்று தெரிவித்துள்ளார் காரணம் பிரீத்தம் ஒரு ஓரினச் சேர்க்கையாளர் அதனால் அவர்களுக்கிடையே எந்தவித தவறான உறவும் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று தெரிவித்துள்ளார் சமீப காலமாக சமந்தா ஓவரான கிளாமர் போட்டோக்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வந்தார் அதனால் நாகசைதன்யா சமந்தாவிற்கிடையே அந்த விஷயத்தில் கூட பிரச்சினை உருவாகி பிரிவுக்கு காரணமாகியிருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் சேரிட்டே